அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் silver micro five minute chart பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா August twelve Friday market so இப்போ நமக்கு ஈவினிங்கில் நமக்கு ஒரு ஃபைவ் ஃபிஃப்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் ஒரு அப்பர் சைடில் மூவ்மெண்ட் கொடுத்ததில் பிரேக் அவுட் ஆயிருக்கு பிரேக் அவுட் ஆனதுனால பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரிடே வந்து லைவ் மார்க்கெட்டில் இந்த கேன்ஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு பிரேக் அவுட் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி லைவாகவே வந்து ஒரு டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆகிட்டு கொடுக்கும் இந்த டிப்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் ஸோ இதில் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில் கிடைக்கும் entry point target one target two stop loss அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் கிடைக்கும் கேண்டில் கலர் பார்த்திங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர் இவ்வளோ நேரம் செல்லிங் ட்ரெண்டில் இருந்துச்சு அதனால் உங்களுக்கு கேண்டில் கலர் சேம் ரெட் கலரில் போயிட்டு இருந்துச்சு ஒன்ஸ் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனோன்னே நமக்கு அப்படியே க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு buy at fifty nine thousand hundred and twenty six அப்படின்ட்டு நமக்கு அழகாக ஒரு என்ட்ரி பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல அதான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன் கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு டிப்ஸும் வந்து கிடச்சிரும் நீங்கள் ஜஸ்ட் இந்த காலை பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும் இதில் நமக்கு first are at 59,273, second are at 59,421, கீழே இருக்க red colour line loss control பண்ணுறதுக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டிஸ்டிக் அனலைஸ் பண்ணி நமக்கு டிப்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் வந்திருக்க இந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் டைம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் டுவெண்ட்டி ஆக போது நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ இப்போ நமக்கு மார்க்கெட் ஒரு அப்பசைட் மொமெண்டம் கொடுத்துச்சு அதில் நமக்கு first hour range break out வந்து கொடுக்குது ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கிடைச்ச பைக்கால் பார்த்திங்கன்னா சில்வர் மைக்ரோவில் டார்கெட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணி fifty nine two ninety range வரைக்கும் மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடச்சா நல்லா ட்ரேட் பண்ண முடியும் டக்குன்னு ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஓன் டார்கெட் உங்களுடைய ஓன் ஸ்டாப்லாஸ் வச்சு எனக்கு ட்ரெண்ட் மட்டும் தெரிஞ்சாலே போதும் நல்லா ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ